அனைவருக்கும் வணக்கம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபோர் தேர்ட்டி பாயிண்ட் எயிட்டி ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கால் ஷோ பண்ணுது இந்த பைக்கால் ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆனது இன்றைக்கி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க கால்னு பார்த்தா இப்போ ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நைன் ஃபைவ் ஏஎம்க்கு பாருங்கள் நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு ஃபோர் தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ்டி தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுதுன்னா four twenty nine point fifty டூன்னு இருக்குது so four twenty nine point fifty வரணும் ஒரு ஒரு பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் இருக்குது ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் மேலே இருக்குது நம்ம இந்த டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி டூ பாயிண்ட் ரீச் ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இருக்க நேச்சுரல் கேஸ்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால் அதால் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே மார்க்கெட் இறங்குச்சு பட் அப்போதைக்கு ஒன் பாயிண்ட் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணல இப்போ நைன் தேர்ட்டிக்கு பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்ட பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆனது அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்குச்சு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பாருங்கள் நமக்கு செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னமும் டவுன் சைட் போச்சு அப்போதைக்கு four twenty seven twenty six twenty five range வரலாம் மார்க்கெட் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரும் உங்களுடைய வேலை ஜஸ்ட் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ